வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விஷயம் என்ன அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது ஏன் இந்த சிறுவாபுரி முருகனை வணங்கணும் எப்படி இந்த தளம் உருவாச்சு இந்த தள வரலாறு என்ன இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னைக்கு வடமேற்கில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் மேற்கே பெரிய முப்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தோட தோரண வாயில் அமைஞ்சிருக்கு இங்கிருந்து இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் சின்னம்பேடு அப்படின்னு தற்போது அழைக்கப்படுற இடத்துல இந்த ஆலயம் இருக்குது செங்குன்றத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தச்சூர் கூட்டுசாலை சந்திப்பு இருக்குது அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு சென் சென்றோம் அப்படின்னா ஆலயத்திற்கு செல்லும் வழியை நம்ம அடையலாம் செங்குன்றத்திலிருந்து செல்றதுக்கு வாகன வசதிகளும் இருக்குது நுழைப்பு வாயிலை கடந்து ஆலயத்தை நோக்கி செல்லும்போது இரண்டு பக்கமும் பசுமையான நிலங்களும் வாழைத்தோப்புகளும் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது போகிற வழியில் சப்தமாதா ஆலயம் அகதீஸ்வரர் ஆலயம் பெருமாள் ஆலயம் விஷ்ணு துர்க்கை ஆலயம் என பல எண்ணற்ற ஆலயங்கள் வந்து இருக்குது இப்படிப்பட்ட இடத்துல வடக்கு வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் கம்பீரமாக நம்மளுக்கு காட்சி தர்றார் சிறுவாபுரி முருகன் அபிஷேகத்தின் போது பார்க்கும்போது அவரோட மாமன் பெருமாளை போ மாதிரியே இருக்கிறாரு திருமலையில் ஸ்ரீனிவாசன் எப்படி வந்து நின்று அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே முருகனும் நின்று அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் வந்து வள்ளியை திருமணம் செஞ்சுட்டு அவங்கள அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் சிறுவாபுரியில் கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு போகிறாரு அந்த இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தங்கியிருக்கும்போது அவர் சாப்பிட்டுட்டு மற்ற தேவர்களுக்கு வீடு பேர் கிடைக்கணும்னு வேலவன் வந்து அருள் புரிகிறாரு அப்படின்றது தான் தல வரலாறு திரேதா யுகத்தில் வந்து ராமர் வந்து அசுவமேதையாகும் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்போது யாகத்துக்காக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை வந்து ஏவி விடுறாங்க அந்த குதிரை வால்மீகி முனி வால்மீகி முனிவர் இருக்கிற ஆசிரமத்திற்கு வரக்கு அங்கே இருந்த ராமரோட பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டுறாங்க இதனை அறிஞ்ச ராமர் வந்து அந்த குழந்தைங்க யாருன்னு தெரியாமல் லக்ஷ்மணை விட்டுட்டு அந்த குதிரையை மீட்டுட்டு வர சொல்கிறாரு ஆனால் லக்ஷ்மணனாலையும் முடியலை ராமரே நேரில் போய் சிறுவர்கள்கிட்ட சண்டை போட்டு வென்று குதிரையை மீட்டு செல்கிறாரு இந்த மாதிரி ராமர் கிட்ட லவனும் குசனும் போர் செஞ்ச இடம்தான் சிறுவாபுரி அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடலை வந்து இந்த அழகு முருகனை பற்றி எழுதியிருக்காரு அப்போ இந்த ஆலயம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கலாம் முருகம்மையார் அப்படின்ற முருக பக்தர் வந்து சிறுவாபுரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எப்போ பார்த்தாலும் முருகநாமத்தையே உச்சரிச்சு உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ வந்து இவரோட கணவனுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ரெண்டு கைகளையும் வெட்டி வீசிடுறாங்க இதனால் கோபம் கொண்ட முருகன் வந்து அவங்களுக்கு நேரில் அருள் கொடுத்து அவங்க வெட்டப்பட்ட கையை திருப்பி அவங்க உடலோடு சேர்த்து வைக்கிறாங்க இந்த அற்புதமும் இந்த தலத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவ திரு முருகதாச சுவாமிகள் பாடல்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்தோட ராஜகுருவம் ஐந்து நிலைகளோடு இருக்குது கம்பீரமாக நம்மளை வருக வருக அப்படின்னு பக்தர்களை அழைக்குது உயரமான கொடி மரத்திற்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கு மரகத பச்சை நிறத்தில் மயில் வீற்றிருக்கு இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வந்து எங்கேயுமே நம்ம காண முடியாது அப்படின்றது இந்த தளத்தோட சிறப்பு இந்த ஆலயத்துலேருந்து வெளில வர்ற வழியில் மரத்தாலான படிக்கட்டுகள் இருக்குது இந்த படிக்கட்டுகளில் ஏறி தான் மூலவரை வந்து நம்ம தரிசிக்கணும் தரிசிக்கிற வழியில் தெற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் சன்னதியும் கிழக்கே ராஜ கணபதி மரகத கல்லில் காட்சியளிக்கும் சன்னதியும் இருக்குது அடுத்து அண்ணாமலையார் மரகத பச்சை சந்நிதியில் குடிகொண்டிருக்கிறாரு அடுத்து முருகன் வள்ளியுடன் திருமண கோலத்துடனும் காட்சி தர்றாரு இது எல்லாமே இந்த கோவிலோட சிறப்பு நீண்ட காலம் திருமணம் நடக்காதவங்க இந்த சந்நிதியில் வந்து பூஜைகள் பூஜை மற்றும் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா விரைவில் வந்து அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்றது நம்பிக்கை இந்த சிறுபாபுரி முருகர் வந்து மிக மிக எளிமையான முருகர் இவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை பக்தர்கள் கிட்ட இந்த தளத்திற்கு வர்ற பக்தர்கள் வந்து கடுமையான விரதம் இருந்து பசி பட்னியோட வந்து தரிசிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே நேரில் வரக்கூட தேவையில்லை மனசோட சிறுவாபுரி முருகனை ஆழ்ந்த பக்தியோட கும்பிட்டோம்னாவே அந்த முருகன் நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படின்றது நம்பிக்கை புதுசாக வீடு கட்டுற விரும்புகிறவங்க இங்கே வந்து வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பாக கருதப்படுது முனீஸ்வரருக்கு சன்னதியும் இருக்குது அபிஷேக மண்டபமும் இந்த கோயிலில் இருக்குது பைரவர் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ வெங்கட்ராயர் அவங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகளும் ஈசான்ய மூலையில் வந்து நவக்கிரகங்களும் அமைஞ்சிருக்கு ஆலயத்தோட பின்புறத்தில் அன்னதான கூடமும் திருக்குளமும் இருக்குது துதிக்காதவர்களை கூட ஆட்கொண்ட முருகன் வந்து தன்னை எண்ணி துதிப்பவர்களை விட்டு விடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வர்றவங்க மன நம்பிக்கையோட இந்த சிறுவாபுரி முருகனை வந்து வணங்கி செல்கிறாங்க எல்லா கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த சிறுவாபுரி முருகனோட சிறப்பு என்ன அப்படின்னா சொந்த வீடு கனவை வந்து நிறைவேற்றுறது இந்த சிறுவாபுரி முருகனோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சொந்த வீடு பற்றிய கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் எல்லாராலையும் சொந்த வீடு கட்ட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான் கையில் பணம் இருந்தாலும் அந்த பேர் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டம் தடங்கல்களை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த சிறுவாபுரி முருகன் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறாரு சென்னையிலேருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த சிறுவாபுரி ஊருக்கு வரலாம் இந்த சிறுவாபுரியை சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி அப்படின்னு பல பேரல்ல கூப்பிடுறாங்க இந்த கோவிலில் பாலசுப்ரமணிய த முருகனை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் மரகத பச்சை கல்லால் ஆனது வந்து சிறப்பு இந்த மாதிரி வேறு எந்த கோவில்லையும் காண முடியாது கோயிலோட தலவிருட்சமாக மகிழ மரம் வந்து இருக்குது திருக்கார்த்திகை நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் இங்கே விழாக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது சிறுவாபுரியோட நுழைவாயிலில் சப்தமாதர் கோயிலும் நடுநாயகமாக அகத்தீஸ்வரர் கோயிலும் மேற்கில் பெருமாள் கோயிலும் பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி விஷ்ணு துர்க்கை கோயிலும் இருக்குது வடக்கே வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் கம்பீரமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது அருணகிரிநாதரால் போற்றி புகழப்பட்ட ஆலயம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சிறுவாபுரி முருகனோட முன் வழக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்குது பின் வழக்கரம் ஜபமாலை ஏந்தி இருக்கு முன் இடக்கரம் இடுப்பில் இருக்குது இடக்கரம் கமலம் கமண்டலம் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் இருக்குது பிரம்மனை தண்டித்து பிரம்மனோட படைப்பு தொழிலை ஏற்ற கோலம் தான் இந்த சிறுவாபுரி முருகனோட கோலம் இந்த முருகனை வழிபட்டால் பல வித்தைகளை கற்ற பேரறிஞர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் தன்னோட பாடலில் கூறியிருக்கார் வாஸ்து அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்பு தொழிலை ஏற்ற கோலத்தில் இவர் இருக்கிறனால இவரை வழிபடுறதுனால வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டதில் இருக்கிற தடைகளும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை கோவிலில் நடை திறக்கும் நேரம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிறு தோறும் காலையில் ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை க நடை திறந்திருக்கும் அப்புறம் பிற்பகல் நான்கு மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வழிபாடு செய்யலாம் மற்ற எல்லா நாட்கள்லேயும் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தர்ற மாதிரி சில வேற எங்கேயுமே கிடைக்காது ஸோ வந்து இந்த முருகப்பெருமானை வணங்குறதுனால நம்மளுக்கு இருக்கிற திருமண தடை நீங்கும் அப்படின்றது ஐதீகம் பூமி சம்மந்தமான அனைத்து கோரிக்கைகளை நிறைவேறவும் வீடு இல்லாதவங்களுக்கு புதிய வீடு கொடுக்கறதுக்கும் பிள்ளை பேர் கொடுக்கறதுக்கும் கடன் தொல்லை தீர்றதுக்கும் சிறுவாபுரி முருகன் வந்து சிறந்த பரிகார தளமாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறிட்டுருக்கு அப்படின்றது அங்கே இருக்க மக்கள் உணர்கிற நிதர்சனமான உண்மை முருகப்பெருமான் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு திரும்பி செல்லும்போது இடையில இலைப்பாடுறதுக்கு இந்த இடத்துக்கு இருக்கிறாங்க அப்போது அதே இடத்துல ராமாயண யுத்தம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பிய ராமனை வந்து சீதை பிரிஞ்சு தன்னோட மகன்களோட இதே காட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த தளத்துக்கு முருகன் வள்ளியை பார்க்குறதுக்கு மாமனான பெருமாளும் தக தகப்பனான சிவனும் இந்த கோ கோவிலுக்கு வருகை தர்றாங்க இந்த மாதிரி இவ்வளவு கடவுள்கள் ஒரே இடத்துல இருந்த தலம் அப்படின்றது இது சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்றாங்க சிறுவாயபுரி கிராமத்துல வந்து மூன்று ஆலயங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த லவகுசர் பெருமை பெற்ற ஆலயம் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்குன்றதும் பெருமை இந்த லவகுச இருப இரண்டு மகன்களும் வந்து சிவபெருமானையும் முருகனையும் இந்த கோவிலில் வழிபட்டதா புற தல புராணம் சொல்லுது இந்த சிறுவாய்புரி முருகனை ஆறு வாரங்கள் தொடர்ந்து வணங்கினா நினைச்சது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னா இங்கே இருக்க அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர மீதி எல்லாமே பச்சை கல்லில் செஞ்சுருக்காங்க அதாவது மரகத கல்லில் செஞ்சுருக்காங்க இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவ மூர்த்தியாக திருமண திருமண கோலத்தில் வள்ளி முருகன் நான்கு கரகங்களோட முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரி பல தெய்வங்கள் ஒரே கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி பச்சை வண்ண மயில் வந்து இருக்கிறது விசேஷம் இந்த மாதிரி பச்சை வண்ண மயில் முருகனோட எந்த ஒரு ஆலயத்துலேயும் இல்லை அப்படின்றது தான் உண்மை இந்த மாதிரி கல்யாண தடை நீங்கிறதுக்கு வாஸ்து பிரச்சனை தீர்றதுக்கு புது வீடு கட்டுறதுக்கு நிலம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு பிள்ளை பேர் படுற பெறுறதுக்கு கடன் தொல்லை நீங்கிறதுக்குன்னு பலவிதமான நேர்த்தி கடன்களோட பக்தர்கள் இங்கே வந்து சிரத்தையோட சிறுவாபுரி முருகனை வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட இந்த கோவில் வந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது கோயம்பேடு பஸ் நிலையத்திலேருந்து சிறுவாபுரிக்கு செல்கிறதுக்கு தனி வாகன வசதியே இருக்குது தனி வாகனத்தை நம்ம கார் இதுலேயும் செல்லலாம் இங்கே சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவு ஆகுது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிறுவாபுரி முருகனை நம்மளும் வணங்கி நம்மளுக்கு தேவையானதை அவர்கிட்ட இருந்து அருளாக பெற்றுக்கலாம் அப்படின்றது இந்த நோ இந்த வீடியோவோட நோக்கம் வாங்க நம்ம எல்லாரும் சிறுவாபுரி முருகனை போய் சேவிச்சிட்டு வரலாம் நன்றி வணக்கம் ஓம் சிவோம் மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை கேட்குறதுக்கு ஓம் சிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்